கிறிஸ்மஸ் லீவ் விட்டதுனால பார்த்தீங்கன்னா அக்கா அக்கா பசங்க ரெண்டு பேருமே வந்து என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க வந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால பக்கத்தில் ஏதாவது இன்டோர் ஃபன் கேம்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எஸ்பி கோயிலில் வந்து பெப்பா கிட்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் அது வந்து ரீசெண்டாக தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ கூகுளில் வந்து சில ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருந்தாங்க பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சரி லைவில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு பார்த்தோம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஸோ இந்த வீடியோவில் பெப்பா கிட்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் நாங்கள் என்னென்னலாம் விளையாடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருப்போம் hey friends this is Sam here Vijith here வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Thank you. Hi bro welcome to Kripa kids fun bro நம்ம வச்சுருக்க கேம்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா காமிக்கிறோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கிட்டி கேம் அந்த ஹாஸ் கேம் பற்றி சொல்லிடுறேன் இது ரெண்டுமே சிங்கிள் காயின் கேம் அதாவது ஒரு காயின் போட்டிங்கன்னா இங்கே வந்து ஆக்டிவேட் ஆகும் நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி காயின்ஸ் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்து தெரியுங்கன்னா தெரியும் இந்த மாதிரி காயின்ஸ் இருக்கும் இந்த ஒரு காயினோட விலை வந்து இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதாவது இருபத்தஞ்சு ரூபா இது ரெண்டு இதுக்கு ஒரு காயின் போட்டிங்கன்னா இந்த ஒரு கேம் வந்து நீங்கள் விளாடலாம் இது டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ மினிட்ஸ் ஒரு காயினுக்கு வந்து மூணு நிமிஷம் நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம் அதே மாதிரி ஹார்ஸ் ரைடையும் த்ரீ மினிட்ஸ்க்கு நீங்கள் ரைட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் அப்படியே போனீங்கன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு கார் ரேஸ் இருக்கும் நம்மள்கிட்ட வந்து கார் ரேஸ் இதோட மேக்ஸிமம் டைம் லிமிட் வந்து ஃபோர் மினிட்ஸ் இருக்கும் இது வந்து காயின்ஸ் வந்து டூ காயின்ஸ் போடணும் டூ காயின்ஸ் போடுறோம் இது வந்து ஒரிஜினல் பை ஒரிஜினல் கார் மாதிரியே இருக்கும் ஆக்சிலேட்டர் இருக்கும் ஜியர்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஸ்டேரிங்ஸ் இருக்கும் ஆக்சிலேட்டர் பிரேக் இது எல்லாமே இருக்கும் ஒரிஜினல் கார்ஸ் மாதிரியே அடல்ட்ஸ்லேருந்து கிட்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் நம்மள்ட்ட ஏஜ் குரூப்லாம் கிடையாது இதுலேருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் ஓட்டலாம் அதே மாதிரி தான் பைக்குமே அதிலே ஒரிஜினல் ஆக்சிலேட்டர் இருக்கும் ஒரிஜினல் பிரேக்ஸ் இருக்கும் அதே மாதிரி விஷுவலாக நம்ம இப்படி இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா இப்படி இப்போ எப்படி ஆடுறோமோ அதே மாதிரி அங்கே உள்ளே வந்து அதே மாதிரி ஆகும் அது போக இது வந்துட்டிங்கன்னா நம்மள்கிட்ட வந்து விஆர் கேம்ஸ் இருக்குது இது வந்து விஆர்லேயே வந்து அப்கிரேடட் வேர்ஷன் சொல்லுவாங்க இது விஷுவலாக நீங்கள் ஹெட்டில் போட்டு நீங்கள் விளையாடும் போது நம்மளே அப்படியே டேரெக்டாக டிவியில் இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அதே இது வந்து நீங்கள் ஜாஸ்டிக்கில் விளாண்டிங்கன்னா வந்து ஒன் ஹவருக்கு ஹண்ட்ரட் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம் விட கம்மியாக சார்ஜ் பண்ணுறோம் நம்ம ஒன் ஹவருக்கு ஹண்ட்ரட் இதே ஜாஸ்டிக்கில் விளாண்டிங்கன்னா அதில் வந்துட்டிங்கன்னா ஸ்னூக்கர்ஸ் காமிக்கிறேன் ஸ்னூக்கர்ஸ் வந்து வந்து இது வந்து ஆஃப் அனா எயிட்டி ஃபைவ் நம்ம ஒரிஜினல் போர்டு தான் நம்ம வந்து ஒரிஜினல் போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம் இதுக்கு வந்து ஆஃப் அன் ஹவருக்கு வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறது எயிட்டி ஃபைவ் பிரதர் அதே மாதிரி அங்கே வந்துட்டிங்கன்னா ஹேர் ஆக்கி இதுக்கு வந்து டூ பாயிண்ட்ஸ் போட்டிங்கன்னா இது ஆக்டிவேட் ஆகும் டூ காயின்ஸ் அதே தான் டூ காயின்ஸ் இந்த வந்து டைம் லிமிட் ஓடும் ஒன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஓடும் அதே மாதிரி யார் இப்போ ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்கோர் ஆகும் அப்புறம் இங்கே வந்துட்டிங்கன்னா ஃப்ராக் ஜம்ப் இருக்குது நம்மள்ட்ட இதில் வந்து நைன்ட்டி நைன் ஃப்ராக்ஸ் வரும் இதில் வந்து நைன்ட்டி நைன் காமிக்கும் இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கோர்ஸ் வந்து இதில் காமிக்கும் ஆல்ரெடி செவன்ட்டி செவன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆனால் லாஸ்ட் ஸ்கோரில் காமிக்குது அப்புறம் இதில் வந்து டாய் கேட்ச் இது வந்து நான் விளாண்டு காமிக்கிறேன் இது சும்மா ரெண்டு காயின் தான் நம்ம இன்செர்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இதை வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம் நம்ம இது வந்து மூவ் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம் இந்த சரௌண்டிங்குள்ளே மூவ் பண்ணிட்டு சரௌண்டிங்கில் மூவ் பண்ணிட்டு இது ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டாயை வந்து எடுத்துகிட்டு வந்து இது வந்து வெளில போடும் நம்ம வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம டாய்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ கிடச்சிருச்சுன்னா அப்புறம் கடைசியாக வந்து பாஸ்கெட் பால் இருக்குது நம்மள்கிட்ட இது வந்து டூ டூ டூ காயின்ஸ் தான் அதாவது டூ காயின்ஸ் போட்டிங்கன்னா ஃபார்ட்டி சான்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி அப்புறம் வந்து எயிட்டி அப்புறம் ஒன் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இப்போ ஹையர் ஸ்கோர் போட்டிங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இது மேக்ஸிமம் டைமில் செவன் மினிட்ஸ் வரைக்கும் விளாட்லாம் நல்லா விளாட தெரிஞ்சவங்க கடைசியாக நம்மள்ட்ட இருக்க சாஃப்ட் பிளே இதில் வந்து எல்லாமே ஹோல் பேக்கேஜாக இருக்கும் ட்ராம்பிளன்ஸ் இருக்கும் ஸ்லைட்ஸ் இருக்கும் அது மாதிரி ஃபிஷ் பபுள்னு வாங்க ஃபிஷ் வயிற்றுக்குள்ளே போயிருந்து பூந்து வர மாதிரி இருக்கும் அந்த செட்டு இது எல்லாம் சேர்த்துமே நம்ம ஆஃப் அன் ஹவருக்கு வந்து எயிட்டி ஃபைவ் சார்ஜ் பண்ணுறோம் ஒன் ஹவர் பேக்கேஜ்னால் ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறோம் இது அவ்வளோதான் நம்மள்ட்ட இங்கே இருக்கிறது செட்டப்ஸு அது போக காம்ப்ளிமெண்ட்ரி நம்மள்ட்ட இருக்குது செஸஸ் லூடோ அந்த மாதிரி ஸ்பூஸ் பால் அந்த மாதிரி இது காம்ப்ளிமெண்ட்ரி வர கஸ்டமர்ஸ் யாராச்சும் வராங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்க சும்மா அதை விளாண்டுக்கலாம் சாஃப்ட் பிளே இதில் ஸ்லைட்ஸ் ட்ராம்பலின் டனல்ஸ் இருக்கு எயிட்டி ஃபைவ் ருபீஸுக்கு வேர்ட் ஆண்டுச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக் அண்ட் கார் ரேஸ் ரெண்டுத்துக்குமே ரெண்டு ரெண்டு காயினை ரியலிஸ்டிக்காக இருந்தது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹாக்கி விளாண்டு போகிறோம் இதுக்கும் ரெண்டுக்கும் இருந்தால் இது எங்கள் மாமா அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டும் விளாண்டாங்க அடுத்தது எங்கள் நானும் எங்கள் அம்மாவும் விளாண்டோம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் இதுக்கும் ரெண்டு காயின் தான் எங்களால் போடவே முடியல எங்கள் அம்மா சூப்பராக போட்டாங்க எங்கள் சாமாமா டியூப் டியூப்லைட் பக்கத்துலேயே போட்டு ஆனால் நல்ல வேலை எஸ்கேப் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ராக் ஜம்ப் இதில் மொத்தமாக நைன்ட்டி நைன் செகண்ட்ஸ் இருந்துச்சு இதில் வெறும் டூ காயின்ஸ் தான் அப்புறம் நானும் தம்பியும் சேர்ந்து செவன்டி டூ பாயிண்ட்ஸ் எடுத்தோம் போலயே இந்த சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நேரம் இதுதான் ஓட்டி தந்தான் இதுதான் தாய் பிக்கர் இதுக்கும் ரெண்டு காயின் தான் ஆனா ஒரே ஒரு சான்ஸ் தான் என் தம்பியில ஜெயிச்சுட்டா ஆனா நான் அந்த என்னால அந்த தாயை பிக் பண்ண முடியல இதுதான் விஆர் கேமோட லிஸ்ட்டு இதில் நாங்கள் ரெண்டே ரெண்டு கேம் விளாண்டோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக வந்து பெப்பா கிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது கம்மி காசில் நிறைய கேம்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா இருந்தால் போதும் நம்ம almost one to one and half hours வந்து உள்ளே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுவே நீங்கள் மால்லலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எபோவ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் கண்டிப்பாக ஆகும் ஸோ நீங்கள் எஸ்பி கோயில் சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெப்பா கிட்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அக்கா ஃபேமிலியும் சரி என் பையனும் சரி திரும்ப திரும்ப அங்கே போகணும் தான் சொல்கிறாங்க ஸோ நீங்களும் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இதை தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறோம் until then it's bye from Sam and Vijith டாட்டா டாட்டா